அந்த வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம் மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார் இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஹலலூயா தேவனை இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களுக்கு காண்பிக்கிற சத்திய வெளிச்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் அதிசயங்களை செய்கிறார் எப்பொழுது அவைகளை கர்த்தர் செய்கிறார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு வேதம் நமக்கு தருகிற நல்ல பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரை அழைக்கிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார் யாருக்குங்க சொல்லுங்க ஆண்டவரை அழைக்கிறவர்களுக்கு ஹalleluya அழைப்புல பல விஷயங்கள் இருக்கிறது அதுல இருக்கிற நிஜத்தன்மை என்ன அழைப்புல இருக்கிற நிஜ தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பினுடைய வெளிப்பாடு அழைப்பு என்பது அன்பினுடைய வெளிப்பாடு ஐக்கியத்தினுடைய வெளிப்பாடு அழைப்பு என்பது நாம் ஒருத்தரை எவ்வளவு மதிக்கிறோம் கனம் செய்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு ஒருத்தரை எவ்வளவு நேசிக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு ஒருவருடைய உறவை எவ்வளவு நாம் மதிக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு அவர்களை எவ்வளவு நேசிக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு அழைப்பு என்பது ஐக்கியத்தை விரும்புகிறதனுடைய வெளிப்பாடு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு உங்க வீட்டுல உங்க விசேஷத்துல நீங்க ஒருத்தரை கூப்பிடுறீங்க அப்படிங்கிறதற்கு குறுக்குத்தனமா ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஆனா யதார்த்தமா சொல்ல போன நான் சொன்ன சில முக்கியமான காரணங்கள் இருக்கிறது விளங்கி கொண்டவங்க மட்டும் ஒரு அமைச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அன்பு நீங்க ஒருத்தர் போய் அழைக்கிறீங்க அப்படின்னு எதனுடைய அடிப்படை ஏய் போய் என்ன செய்யணும் இதெல்லாம் உருப்படாது இந்த கேஸ் எல்லாம் வெச்ச முய வாங்கிறனுங்கிறதுக்காக அழைக்கிறான்னா அந்த கேஸ் அந்த அந்த அந்த மனோபாவம் இருக்குது பாத்தீங்களா அந்த மென்டாலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ராங் அது வந்து என்ன அது என்ன தவறு அந்த சிந்தை தவறு அந்த மாதிரி மதிகிட்டு போன முட்டாள்களுக்கு எல்லாம் அழைப்பினுடைய மகிமை என்னன்னு சரியா உறவை நேசிக்கிறவங்களை கேட்டு பாருங்க உறவை மதிக்கிறவங்களை கேட்டு பாருங்க அன்பை விரும்புறவங்களை கேட்டு பாருங்க ஐக்கியத்தை விரும்புறவங்களை கேட்டு பாருங்க அவங்களுக்கு தான் புரியும் இந்த அழைப்பு எவ்வளவு மேன்மையானது விலகி அவங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் ஹalleluya ஐக்கியம்ங்கிறத நீங்க நல்லா விளைக்கீங்க அதாவது அந்த அழைப்பு குறித்து நான் பேசிட்டு இருக்கும் போது சொல்றேன் ஒரு உறவை நீங்க மதிக்கிறீங்க அப்படின்னா சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ அவங்க அசட்டை அவங்க பண்ணவே மாட்டேங்குது அந்த உறவை நீங்க என்ன செய்வீங்க மதிக்கிறீங்க நான் உங்களை பார்த்து கேட்குறேன் இன்னைக்கு அழைப்பு நீங்க அப்படித்தான் உறவை மதிச்சு தான் நீங்க அழைப்பு கொடுக்குறீங்களா ஹலோ முதல்ல நீங்க விளங்கிட்டான் தான் சத்தியம் புரியும் நல்லா கவனிங்க நீங்க உங்க வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் அழைக்கிறீங்க இல்லையா யாரோ யார் வேணாலும் இருக்கிறாங்க நான் என்ன கேட்கறேன்னா அவங்களை எல்லாம் நீங்க மதிச்சு உறவின் அடிப்படையில தான் அழைக்கிறீங்களான்னு நான் கேட்கிறேன் லூயா அதுக்கு நிறைய பேர்த்திட்டு இருந்து உறுதியான பதில் எனக்கு இன்னும் வரல வரவேன்னு நான் நினைக்கவே இல்லை அதை உங்க சாய்ஸ்க்கே நான் விட்டுறேன் அழைக்கிறதுல கூடங்க நம்ம தகுதியை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம் எதை பார்க்கல சொல்லுங்க எதை பார்க்கல எதை பார்க்கல நான் நான் எதிர்பார்க்கிற வார்த்தை வர வரைக்கும் நான் கேட்டுட்டே இருப்பேன் எதையும் நம்ம எதிர்பார்க்கல அடுத்து சொல்லுங்க எதையும் நம்ம எதிர்பார்க்கல ஆ நீங்க அழைக்கணும்னா கூட இடத்தை எதிர்பார்க்குறீங்க கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் சிம்பிளா சொல்லுங்க ஒரு வார்த்தை நச்சுன்னு சொல்லுங்க சில பேர் சொன்னீங்க சில பேர் சொன்னீங்க அழை அழைக்கிறவங்க எதையெல்லாம் எதிர்பார்த்து அழைக்கிறாங்க அப்படிங்கும் போது இருக்க வேண்டிய சரக்கை விட இருக்கக்கூடாத சரக்கு தான் நிறைய இருக்கு ஒரு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ உங்க வீட்டு விசேஷத்துக்கு வராங்க இல்லையா நான் அந்த விசேஷத்துல நான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சிலர் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு காட்டுவீங்க ஐயா இவங்க எங்க மாமா இவங்க எங்க அவங்க இவங்க எனக்கு கூட பிறந்தவங்க இவங்க அப்படி சொந்தம் எனக்கு இப்படி சொந்தம் அப்படிங்க நானும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நானும் ரெண்டு ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசுறேன் இப்போ நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க எனக்கு அறிமுகப்படுத்துற சொந்தம் எல்லாத்தையும் அல்ல ஒரு சிலரை என்ன சில பேர் அறிமுகப்படுத்த மாட்டீங்க அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது அது ஒரு பக்கம் சில பேர் பர்பஸாக என்ன செஞ்சிருக்க மாட்டீங்க ஆ ஏன் காட்டிக்க மாட்டீங்க அதுக்கு என்ன காரணம் ஹலோ இதுக்கு மேல புரியணும் நான் பொறுப்பல்ல அழைப்பு நீங்க வந்து அன்பினாலையோ ஐக்கியத்தை விரும்பியோ உறவுக்காகவோ மட்டும் கொடுக்கலீங்க இது எல்லாம் தாண்டி சில சுயநலம் வச்சிருக்கிறோம் இவங்க வந்துட்டு போனா எனக்கு ஒரு ஆஹ் எனக்கு கௌ கௌரவம் மண்ணாங்கட்டி கேள்விப்பட்டுக்கிறீங்களா அதுதான் மிஞ்சம் புரியுதா அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல என் வீட்டு வாசல் ஒரு பத்து கார் நிக்குதுன்னா நான் பண்ற கல்யாண மண்டபத்துல வாசல் ஒரு பத்து கார் நிக்குதுன்னா அதே கௌரவமா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்க அன்பை மதிச்சு அன்புக்காக அங்க நாலு பேர் நின்றுதானா அதுதான் உனக்கு கௌரவம் அன்பை மதிச்சவன் நாலு பேர் கூட நின்றுதானா உன் ஐக்கியத்தை விரும்பினவன் உன் உறவுன்னு சொல்றவன் அவன் உன்னோடு பிறந்தவனு சொல்றவன் கூட நின்றுந்தானா அதுதான் உனக்கு கௌரவம் ஆனா இது ஏனோ தெரியல நிறைய அடி முட்டாளர்களுக்கு அதெல்லாம் புரியலீங்க சம்பந்தமே இல்லாத நாலு பேரை காட்டி இவன் வந்தா அவன் வந்தான் அது பெருமைட்டு உட்காந்துருக்கிறான் அப்படிப்பட்ட மூடர்களுக்கு இயேசுவை அழைக்கிறது பத்தி நான் சொன்னா புரியாது அது லூயா இன்னைக்கு கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது அப்படித்தான் வரும் அது லூயா இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த கல்யாணத்துக்கு என்ன செய்யப்பட்டிருந்தாங்க அங்கதான் நான் சொல்ல வரேன் நல்லா நீங்க கவனிக்கணும் இன்றைக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிற வார்த்தைகளுடைய சாராம் என்னன்னா எப்போ உனக்கு அற்புதம் நடக்குனா நீ நீ அவரை அழைக்கும் போது எப்ப அற்புதம் நடக்கும் ஆண்டவரை அழைத்தால் ஆண்டவரை அழைத்தார் நீங்க எல்லாம் கவனிங்க நீங்க அழைச்சாதான் அவர் வரணுங்கிறது இல்ல ஆனா நீங்க அழைக்கணும் ஆனா நீங்க அது எதை தெரியுமா காட்டுது நீங்க அவரை எவ்வளவு நேசிக்கிறீங்கிறது காட்டுது நீங்க அவரை எவ்வளவு மதிக்கிறீங்கிறது காட்டுது நீங்க அவரோடு எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறீங்கிறது காட்டுது நீங்க அவரை எப்படி விசுவாசிக்கிறீங்கிறது சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஒண்ணு கேட்கிறேன் இந்த கல்யாண வீட்டுக்காரன் இயேசுவை அழைக்கலான்னு எப்படி உனக்கு தோணுச்சு ஏசி ஏதாவது வகையில தன்னை அறிமுகப்படுத்தி இருந்தாரா அதுக்கு முன்னாடி யோவான் ரெண்டாம் அதிகாரத்துல அந்த ஒன்னாம் வசனத்துக்கு முன்னாடி அதாவது ஒன்னாம் அதிகாரத்துல அந்த ஐம்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம படிச்சோம் இல்லையா அந்த அந்த வசனங்களுக்குள்ள ஆண்டவர் ஏதாவது தன்னை வித்தியாசமா காட்டி தன்னை ஒரு பெரிய ஆளா காண்பிச்சு ஆதாயம் தேடுறதுக்காக இவங்க ஆண்டவர் கூப்பிடுற மாதிரி ஏதாவது ஆண்டவர் செஞ்சிருந்ததாக எழுதி இருக்கிறதா என்னோட பேசுங்க பார்க்கலாம் இயேசுடைய அம்மா அந்த கல்யாணத்துல இருந்தாலும் போட்டிருக்குது இயேசுவின் தாயும் அங்கே ஆனா ரெண்டாம் வசனம் ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆண்டு காமிக்கிறாரு அந்த கல்யாணத்துக்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்னவோ தெரியல என்னுடைய மைண்ட் இந்த காலை வேளையில கத்துற அந்த போர்ஷனுக்கு தான் திருப்புறாரு சில பேர் இருப்பாங்க அதனுடைய அர்த்தம் வேற ஆனா சில பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க வேற எதற்காகவே வந்திருக்க மாட்டாங்க நீங்க மதிச்சதுக்காக நீங்க நேசிச்சதுக்காக நீங்க ஐக்கியத்தை விரும்புனதற்காக நீங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ரையாரிட்டி நீங்க காண்பிச்சீங்க அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் சில பேர் வந்திருப்பாங்க என் ஆண்டவர் அந்த கேட்டகரியில மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு விரும்புகிறார் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார் விளங்கி கொண்டவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஹலலூயா ஹலலூயா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து இங்க ஒரு சீடை போடுறதுக்காக கூப்பிடுறீங்க பாத்தீங்களா இந்த அழைப்பை நான் கேட்கறது அழைப்பா அது என்னமோ தெரியல சபையில வந்து மூணு பாட்டு பாடுற வரைக்கும் நீ எப்படி வேணாலும் இருந்துக்க மூணாவது பாட்டு பாடும்போது ஆவியில நிறைஞ்சு அவன் எவன் கண்டுபிடிச்சாலும் அவன் மண்டையை போடணும் புழப்புன்னு ரெண்டா மூணு பாட்டு பாடி பிறகு மேல ஆவியாளர் வரணுங்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் பைபிள் எங்கேயுமே எழுதல ஐயா நீங்க நின்று அவரை கூப்பிட்டு அவர் வருவார் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் இறங்கி வந்து உன்னை நான் இந்த வாக்கு தான் நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் ஒரு நூறு தடவை ஆயிரம் தடவை நீ என்னை வாரும் வாரும்னு கூப்பிடு அப்போ வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி போடவே இல்லைங்க என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துற நான் இருந்தீங்கன்னா உனக்காக எந்த ஸ்தானத்துல வேணாலும் நான் இறங்குவேன் அலையலூயா எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே சிம்பிளா சொல்ற நல்லா விளங்கிங்க கல்யாண வீட்டுல அற்புதம் நடக்குது இயேசுவானவர் இன்னும் தன்னை யாருன்னு உலகத்துக்கு என்ன செய்யவே இல்லை இன்னும் காட்டவே இல்லை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் பதினோராம் வசனத்துல போட்டிருக்குதுங்க இந்த மாதிரி இரண்டாம் காலத்துல பதினோராம் வசனத்துல போட்டிருக்குது இப்படி காலாவூர்ல முதலாவது அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமை என்ன செஞ்சாருன்னா கர்த்தர் வெளிப்படுத்தினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்துல விசுவாச வச்சாங்கன்னு போட்டிருக்குது இன்னும் மகிமையை எந்த வகையிலுமே வெளிப்படுத்தல எந்த வகையிலுமே வெளிப்படுத்தாம இருக்கிற ஒரு நபரை போய் ஸ்பெஷலா ஸ்பெசிபிக்கா போய் இன்வைட் பண்ணி எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரணும்னு கூப்பிட்டுருக்கிறாங்கன்னா நான் சொல்ற ஆவியார் சொல்ல சொல்றாரு ஏதோ ஒரு வகையில அவரை தேவகுமாரன் என்று அந்த குடும்பம் என்ன செஞ்சிருந்தது இதுல எனக்கு புரியுது நீங்க நல்லா கவனிக்கணும் இயேசுவை சோதிக்க வந்த பிசாசு வனாந்தரத்துல ஆண்டவரை பார்த்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி வச்சா என்ன கேள்வி அது சாத்தான் சோதிக்க வந்த சாத்தான் பிசாசு ஆண்டவரை பார்த்து வனாந்தரத்துல முதல் முதல் ஒரு கொஸ்டின் பண்ண என்ன கொஸ்டின் அது நீ தேவனுடைய குமாரனா என்ன கேக்குறேன் இன்னும் பிசாசும் இவர் தேவகுமாரன் தான் அப்படிங்கறது இன்னும் அவனே என்ன செய்யல இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கல இன்னும் இன்னும் அவனுக்கே அந்த கன்ஃபர்மேஷன் இன்னும் இவர் தான் என்கிற கன்ஃபர்மேஷன் நீங்க சோதிச்சது அதை ஃபெயில் ஆனதை பத்தியே இப்ப நான் பேசவே இல்லை அந்த சோதிக்கிற எனக்கு ஆண்டு ஒரு விஷயத்த சொல்ல சொல்றாரு என்னன்னா நீ தேவகுமார் தேவகுமாரனானா அப்படின்னு அர்த்தம் அவனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இன்னொரு விதமா நீங்க புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன் தேவகுமாரனா இருந்தா கல்லு கூட அப்பமாய் மாறும் ஒரு இருக்கு பார்க்கலாம் நான் பிசாசினுடைய அந்த சிந்தையை கொஞ்சம் புரிந்து கொள்றேன் அவன் சோதிச்சு எந்த கோணத்துல சோதிச்சிருக்கட்டும் ஆனா எனக்கு தேவன் தந்திருக்கிற ஆவிக்குரிய அந்த கோணத்தை நான் பார்க்கிறேன் இன்னொரு விதமா பிசாசு வந்து கல் அப்பமா மாத்தி காட்ட சொல்லி கேட்டான் அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் அவர் தேவகுமாரனா இருந்தால் கல்லுகள் அப்பமாய் மாறும் அவரால் முடியும் ஐயா அதைத்தான் வனாந்தரத்துல சத்தமிட்டு சொல்லிட்டு இருந்த யோவான் ஸ்நானன் சொல்றான் நீங்க கனிகளை கொடுங்க நல்ல கனிகளை கொடுங்க மணந்தவர்களுக்கேற்ற கனிகளை கொடுங்க அதுக்கப்புறம் ஆபிரகாம் எங்களுக்கு பிதா நான் உங்களுக்கு பிள்ளைகள் சொல்லுங்க கனியெல்லாம் கொடுக்கல நல்ல சாட்சியுள்ள ஜீவியை வாழல நீங்க நல்லபடியா சாட்சியா வாழல ஆனா ஆபிரகாம் எங்களுக்கு அப்பா ஆபிரகாம் எங்களுக்கு முற்பிதான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் அவருக்கு பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் விட்டுருங்க தேவர் நினைச்ச இந்த கல்லுகளை அவருக்கு பிள்ளைகளாக்க முடியும் கல்லுகள் பிள்ளையாக முடியும்னா கல்லுகள் பிரெட் ஆக முடியாதா என்ன விசுவாசிக்கிறது மட்டும் நிறைய பேருக்கு புரியல கல்ல அவரால் பிள்ளையா மாத்த முடியும்னா ஹலோ எத்தனை பேர் விளைவிக்கிறீங்க கல்லு ஆண்டவரால பிள்ளையாய் மாறும்னா கல்லு ஏன் அப்பமாய் மாறாது மாறும் ஐயா அவரால் முடியும் பிசாசு எப்படி வேணாலும் கேட்டுட்டு போகட்டும் ஆனா பிசாசு தன்னை தனக்குள்ள ஒரு உறுதியான காரியத்தை வச்சிருக்கிறான் இவர் தேவகுமாரன் நிரூபிச்சிருவாரோ இவர் தேவகுமாரன் என்று நிரூபித்து காட்டுவாரோ அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் அவனுக்கு இருக்கிறதுனாலதான் ஆண்டுட்டு ஒரு சோதனையாய் ஒன்றை வைக்கிறான் இந்த கண்ணுகளை அப்பமாக்கி காட்டி பார்க்கலாம் இது அப்படியே வச்சிருக்கேன் பிறகு அதுக்கு பதில் சொல்றேன் என்பது தேவனுடைய பிள்ளைகளே உலகத்திற்கு எந்த வகையிலும் அது வரைக்கும் இயேசுவை தனித்துவமாக யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த வீட்டார் இயேசுவை தங்கள் வீட்டு கல்யாணத்தை வர சொல்லி சொன்னாங்கன்னா நல்லா தெரியுது நல்லா நமக்கு ஒன்று புரியுது முயை எதிர்பார்த்தோ வேறு ஏதாவது ஆதாயத்தை எதிர்பார்த்தோ ஃபேமை உண்டு பண்றதுக்காகவோ என்ன செய்யல உங்களுக்கு தெரியுமா குஷ்டரோகியா இருந்து சுகமான சீமோன் என்கிறவன் ஆண்டவரை தன் வீட்டுக்கு பந்தி இருக்க கூப்பிட்டு இருந்தான் அவன் ஒரு பரிசு ஆண்டவரை வீட்டுக்கு ஏன் அவன் விருந்து பண்ணி கூப்பிட்டான்னு கேட்டீங்கன்னா அவனை பெரியனாக்கிக்கிறதுக்காக ஏசு யார் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு இவன் வீட்டுக்கு வந்துட்டு போறாருன்னு காமிச்சுக்கிறதுக்காக அவன் ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணி ஆண்டவரை சொல்லிட்டான் வர சொல்லிட்டு ஆண்டரை எப்படி மதிக்கிறது அவனுக்கு தெரியலீங்க யூத வழக்கத்தின்படி வீட்டுக்கு வருகிற விருந்தாளிக்கு என்ன செய்யணும் முதல்ல பாதம் கழுவ தண்ணீர் கொடுக்கணும் அடுத்தது தலைக்கு எண்ணெய் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கட்டி தலைக்கு அவங்க முத்தம் இந்த மூணு விஷயம் செய்யணும் பாதத்துக்கு தண்ணீர் தலைக்கு எண்ணெய் கண்ணத்துல ஆ நல்லா நீங்க கவனிக்கணும் உங்களுக்கு நான் சொல்றது புரியட்டும் இவன் ஆண்டவரை அழைச்சிட்டு ஆண்டவர் வரப்போறான்னு சொல்லி ஊரெல்லாம் பிரகடனப்படுத்திட்டு பிரஸ்தாபப்படுத்திட்டு வந்த விருந்தாலையும் என்ன செய்யல நம்ம கூட பத்திரிக்கை வச்சு அதை வச்சு இதை வச்சு ஒரு ஆண்டு குடும்பம் வரணும் கூப்பிட கல்யாணத்துல கண்டுக்க மாட்டோம் ஆண்டவரை கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நான் அந்த இடத்துல பார்க்கிறேன் ஆண்டவரை கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஆண்டவரை எதை வச்சு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அவங்க அம்மாவை கூப்பிட்டுதான் அந்த கல்யாணத்துல இருக்கிறாங்க அந்த வீட்டுல அவங்க அம்மா இருந்தாங்க போட்டிருக்கிற இயேசுவின் தாயாகிய சரி அப்ப இயேசுவின் தாயாகி மரியாதை அங்க ஆல்ரெடி இருக்கிறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் குடும்பத்துக்கு இன்விடேஷன் ரெண்டாம் வசதியில் ஆவியர் ரொம்ப வித்தியாசப்பட்டு எழுதுறாரு அந்த கல்யாணத்திற்கு இயேசுவும் அதுதான் இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மளே சொல்றது பாத்துக்கீங்களா தம்பி உங்க அப்பா தம்பி உங்க அப்பாட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டோம் உங்க அம்மா கிட்ட பைபிள் எப்படி ஆவியர் எழுதிக்கிறார் பாருங்க இயேசுவும் இப்ப எனக்கு மரியாதை தாண்டி இயேசு கூட ஓகே இன்னும் இந்த சீசர்கள் சீசர்களாகவே இவனை எப்படி ஆனர் பண்ணாங்க எனக்கு புரியவே இல்லைங்க ஹலோ ரெண்டாம் அதிகாரத்துல பதினோராம் வசனத்துக்கு பிறகுதான் சீசர்களுக்கே விசுவாசம் ஆகுது வராது அதுக்கப்புறமே தடுமாறிட்டு தான் இருந்தது இயேசுநாதர் மறித்து உயிர்த்து பரலோகம் போய் பரிசுத்தாவி அனுப்புற வரைக்குமே இவங்க யாரையும் சொல்லுங்களேன் ஆனா இப்ப இயேசுவுக்கு அவரோடு திரியிறாங்க பாருங்க அவங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறாங்க பைபிள் வந்து ஆண்டவரை நம்ம சொல்லுது அடுத்தவருடைய ஊழியக்காரனையும் நம்ம பேர் சொல்லுவாங்க அழைப்பு ரொம்ப முக்கியம் ஐயா உங்க மேல ஒருத்தர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு ஒருத்தரை நீங்க விரும்புகிற விருப்பம் ஒருத்தர் நீங்க கொடுக்கிற மரியாதை இது எல்லாத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்விடேஷன் அது என்ன நீங்க அழைப்பையே அனாவசியப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த அழைப்புக்கு என்ன மகிமை நீங்க கண்டீங்க அழைப்பே உங்களுக்கு கொடுக்க தெரியல அப்படின்னா நீங்க அந்த நபரை எப்படி நேசிக்கிறீங்க அழைப்பே உங்களுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல ஒழுங்கா கொடுக்க தெரியல அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறீங்க இப்போ இயேசுவை அந்த குடும்பம் அழைச்சது அவருடைய சீசர்களையும் சேர்த்து அழைச்சது அப்போ நல்லா நீங்க விளக்கிங்க என்னைக்கு இயேசுவ அந்த குடும்பம் அழைச்சதோ என்றைக்கு அவருடைய சீசர்களை சேர்த்து அழைச்சதோ அன்றைக்கே கத்தர் முடிவு பண்ணிட்டாரு இந்த வீட்டுல எனக்கு ஒரு அற்புதம் இருக்கு இவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு அற்புதம் இருக்கு அது கண்டிப்பா ஒரு மேஜரா தான் இருக்கும் அது மைனரா இருக்காது ஹalleluya தேவனுடைய முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க கொடுக்க கொடுக்க உங்க அற்புதங்களை கத்த டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறார் விளங்கி கொண்டவங்க மட்டும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஆண்டவரை மதிக்கும் போது சொல்லுங்க நான் ஆண்டவரை மதிக்கும் போது நான் ஆண்டவரை நேசிக்கும் போது நான் ஆண்டவரை கனப்படுத்தும் போது நான் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது நான் ஆண்டவரை ஆண்டவரை நான் பலவந்தப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தையும் பிரியத்தையும் அவருக்கு நான் வெளிப்படுத்துகிற பொழுது என்னுடைய அற்புதம் அவரால்